இரு ஆண்டுகளாக கொரோனா கோரப்பிடியில் சிக்கி உலகமே தவித்து வரும் நிலையில் பெற்றோரின் நிலை அறிந்து கல்வி கடனை தள்ளுபடி செய்திடக் கோரியும் கும்பகோணம் காந்தி பூங்கா எதிரில் உள்ள ஐஓபி கிளை முன்பு ஏராளமான விவசாயிகளின் வீட்டுக் குழந்தைகள் கைகளில் பிரதமர் மோடி மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் படங்களை வைத்துக்கொண்டு கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்